வணக்கம் இப்போ நம்ம natural gas five minute chart பார்த்துட்ருக்கோம் இப்போ டைம் வந்து ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஆகுது இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த் நமக்கு இப்போ பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா செல் கால் அது ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆச்சு அதனால தான் கேண்டில்ஸ்லாம் பார்க்க ரெட் கலரில் இருக்குது அது வந்த செல் கால் பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதுக்கடுத்து அந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா பைக்காலாக சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ ஒரு த்ரீ டுவெண்ட்டிக்கு அதனால தான் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு லைன் வந்து போதில் ஸோ அது வந்து buying line two forty two செவன்ட்டியில் பை பண்ண சொல்லுது மேலே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா first target second target line அதான் க்ரீன் கலர் ஸோ கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி தரும் சார்ட் வந்து ரன்னிங் சார்ட்டில் உங்களுக்கு கேண்டில் கலர் மாறுறதோட கால்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் கிடச்சிருக்கு டூ ஃபார்ட்டி டூ செவன்ட்டியில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ டென் காட்டுது ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா two forty three thirty second target two forty three point ninety நம்ம அதில் எதிர்பார்க்கறது மினிமம் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் டார்கெட் வந்து எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கலாம் அப்புறம் ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் வருதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் இப்போ நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக ஃபஸ்ட் டாரட்டை நோக்கி நேச்சுரல் கேஸ் வந்து மூவ் பண்ணியிருக்கு டூ ஃபார்ட்டி டூ செவன்ட்டியில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது டூ ஃபார்ட்டி த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நமக்கு இப்போ ரைஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ செவன்ட்டி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணிடும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இந்த ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட் நல்ல ஒரு ஸ்பீடு இருக்குது அதனால தான் கால் ஜென்ரேட் ஆன ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ரீச் அவுட் வந்து கொடுக்குது அதுக்கு ப்ரீவியஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டூ கேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு அப்படி ரைஸ் ஆகி தான் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பை கால் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகுது அப்படி ஜென்ரேட் ஆன பை கால் தான் க்ரீன் கலர் கேண்டில் மாறிட்டு இப்போ நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து ரைஸ் ஆகுது ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஓப்பன் ஆனது வந்து டூ ஃபார்ட்டி டூ நைன்ட்டியில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த செகண்ட் கேண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போயே வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு பாயிண்ட்டு கிட்டே வந்துருச்சு டூ ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு இன்னும் நமக்கு வந்து தேவை வந்து ஒரு பாயிண்ட் டென்னு தான் தேவை பாயிண்ட் டென் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிரும் ஸோ மார்க்கெட் செம ஸ்பீட் செம மூமெண்ட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வேறு இருக்குது த்ரீ ஓ கிளாக் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது ஏதாச்சும் ஒரு நியூஸ் காரணமாக இருக்கும் பட் நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரீசன் தெரியாது பட் இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்ட்டே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் வந்து நல்லா இறங்கியிருக்கு இறங்கின மார்க்கெட் ஏறும்போது கரெக்டான ஒரு ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது ஒரு பை காலாக ஜென்ரேட் பண்ணுது ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட்னு ஆகுது அதே மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிட்டு திரும்புது அப்படின்னா செல் காலாகவும் நமக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு டூ ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து செல்லுன்னு சொல்லி வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா two forty five point thirty காட்டுது நம்ம ஆனால் எதிர்பார்க்க போகிறது ஒரு பாயிண்ட் தான் ஸோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் வருதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு கால் வந்திருக்கு ஆனால் அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் நம்ம இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தோம் ஒரு த்ரீ டுவெண்ட்டிக்கு வந்து ஜென்ரேட் ஆச்சு டூ ஃபார்ட்டி டூ செவன்ட்டியில் அப்போ ஜென்ரேட் ஆன பைக் கால் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆனது அதாவது பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆனது இன்றைக்கி தான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அதனால தான் இன்றைக்கி தான் நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதுவும் இன்றைக்கி ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு கால் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டூ ஃபார்ட்டி சிக்ஸில் கிடச்ச இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு two forty four point ninety வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு மார்க்கெட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஓப்பனிங்லேயே வந்து ஜென்ரேட் ஆனது இப்போ நமக்கு ஒரு டென் ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் மார்க்கெட்டில் ரெண்டு கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஒரு பை கால் ஒரு செல் கால் அகெயின் வந்து ஒரே நாளில் ஜென்ரேட் ஆச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு டூ ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டியில் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஒரு பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு இப்போ டூ ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஃபைவ் தேர்ட்டி நல்ல ஒரு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங் டைம் அந்த டைமிங்கில் கிடச்சனால நமக்கு நல்ல வால்யூம் நல்ல வாலட்டைல் ஸோ ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஆஃப்டர்நூனில் வந்துச்சு நல்லா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆனது ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு அப்புறமா ஜென்ரேட் ஆச்சு இதுவும் நமக்கு ஓப்பனிங்கில் கீழே இறங்கினாலும் நமக்கு நல்லா மார்க்கெட் ரைஸ் ஆகி செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் டூ ஃபார்ட்டி சிக்ஸில் வந்தது டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இறங்கியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் இது வீடியோவுடைய ஓப்பனிங்லேயே நம்ம பார்த்தது தான் த்ரீ டுவெண்ட்டிக்கு வந்த buy call two forty two செவன்ட்டியில் இது ப்ரீவியஸ் டே நடந்தது ஸோ இன்றைக்கி சூப்பரான வாலட்டல் மார்க்கெட் நல்லா அப் அண்ட் டவுன் மாறி மாறி மூவ் பண்ணுச்சு அதனால தான் நமக்கு மூணு கால் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு ஸோ இந்த மூணு கால்லாம் வந்து எப்பயாச்சும் ரேராக தான் வந்து கிடைக்கும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு கால் இல்லாட்டி ரெண்டு கால் தான் வரும் ஏன்னா நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்பலாம் அடிக்கடிலாம் அந்த மாதிரிலாம் க்ரூட் ஆயில் மாதிரிலாம் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் அவுட் பண்ணாது பட் இன்றைக்கி சேஞ்ச் அவுட் வந்து நடந்திருக்கு இது வீக்லி ஒன்ஸ் நடக்கிறது தான் இன்றைக்கி தேர்ஸ்டே வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால நமக்கு நல்லாவே கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பைசல் பைன்னு சொல்லி நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ட்ரெண்டோடையே தான் இருக்கும் ட்ரெண்டு மாறுச்சு அப்படின்னா நமக்கு கால்ஸ் வரும் அதே மாதிரியே ட்ரெண்டு மாறுச்சுன்றத கேண்டலுடைய கலரும் வேறு நமக்கு இன்டிமேட் பண்ணும் நம்ம டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணால் போதும் பார்த்தாலே போதும் நமக்கு இன்றைக்கி கால்ஸ் என்ன ட்ரெண்ட் என்ன எல்லாமே நம்மளால் கேப்சர் பண்ணிட முடியும் அதை வச்சு நீங்களே வந்து ஓனாக கூட ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுண்ணா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ